Renocon AAC blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம் டிசம்பர் இருபத்தி மூன்று முதல் இளமை ததும்பும் என்ஜாய் திரையரங்குகளில் ராஜாராணி காரில் ரெண்டு பேரும் பேசுகிற சீன் தான் ரொம்ப இம்பார்ட்டன் சீனு அதெல்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணாங்க நான் வந்து இன்வால்வ் ஆகி பண்ணுற மாதிரி நடிப்பேன் நடிப்புக்குள்ள ஒரு நடிப்பு லிசன் போடாமல் அழுத மாட்டீங்களா அப்படின்ற பாரதிராஜா ராஜா கடலூர் கதையில் எழுபத்தஞ்சு படத்தில் வில்லனா எல்லாம் ரேப் பண்ணிட்டு வந்துருக்குது எப்படி சார் அழகு நான் கொஞ்சம் ஃபிலசாபிக்கலாக நிறைய படிப்பேன் நம்ம என்ன நினைக்கிறோம்னா எப்படா நம்ம எல்லாம் முடிச்சு அப்பா இன்னைக்கு இந்த பேட்டி கிட்டியெல்லாம் முடிச்சுட்டு போய் எல்லாம் போய் சாயந்தரம் போய் ஒரு ரெண்டு பெக்கு போட்டு ஜாலியாக ஆ இப்போ பேட்டி குடிக்கலையும் ஒரு ரெண்டு பெக்கு போட்ட மாதிரி ஜாலியாக இருங்க அப்போ இந்த டைம் வேஸ்ட் ஆயிருதில்ல இது லைஃப்பில் இல்லை நைட்டு ஏழு மணி வரைக்கும் உங்க லைஃப் போச்சு இல்ல பல் தேய்க்கிறதுல ஆரம்பிச்சு பெக்க ஊத்துற வரைக்கும் போச்சா எல்லாம் முடிச்சுட்டு போய் ஏய் பல் தேய்க்கலையே ரெண்டு பெக் போய் பல் தேய பல அது கஷ்டம் தான் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் ஊருக்கு உபதேசம் தான் என்னை நம்பி ஏமாந்துடாதீங்க நானும் இப்படித்தான் தான் எப்படியோ ஹீரோ ஆயிட்டேன் அப்போ அதான் உண்மை எப்படியோ எப்படியோ ஹீரோ ஆயிட்டேன் ஒரு ஸ்கேர் சிட்டி வந்தது அந்த டைம் உண்மையாதான் பற்றாக்குறை வந்தது ஆள் பற்றாக்குறை வந்து சரி பயங்கர கிளாப்ஸ் வாங்குற வில்லனை ஹீரோ ஆக்கிட்டாங்க இதுக்கு மேலே இன்னும் ஒரு மனுஷனுக்கு இதுவே ஓவர் ஓவரோ ஓவர் ஆனால் இப்படி ஒரு புத்தி இருக்கிறதுனால தான் அந்த ஹீரோ ஸ்தானத்தை தக்க வச்சுக்க தெரியல நம்மளுக்கு நம்ம புத்தி ஒன்று எப்போவுமே அந்த காலத்துலன்னு பேசுகிறது ஒன்று இருக்குல்ல நாங்கள்லாம் படித்த காலத்தில் ஏ இப்போ நல்லா தண்டா இருக்குது காலேஜ் சும்மா நான் படித்த காலத்தில் பெரிய இப்போ நல்லா இருக்குன்னு நினச்சா தாங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும் நாங்கள்லாம் அந்த காலத்தில் அது மாதிரிலாம் வராது சார் அப்படின்னா இப்போ கேவலமாக இருக்கு வாழ்க்கை கண்டிப்பாக வந்து நிறைய நேரங்களில் சவுண்ட் பண்ணி கூட நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க இப்போ வந்து அவர் என்ன என்ன விஷயங்கள் இப்போல்லாம் நீங்கள் அவர்கிட்ட பேசுறீங்க அப்போ பேசுகிற விஷயங்கள்லாம் இப்போ என்ன என்ன மாதிரி விஷயங்கள் பேசுறீங்க கவுண்ட் பண்ணி அதே மாதிரி இப்போ பேசிட்டு வெளியில் சொல்ல முடியாது <laughs> எப்போ போனாலும் எல்லாத்தையும் கலாய்ப்பாரு அதை நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது இதெல்லாம் எங்க அங்கே போய் சொன்னாங்கன்னு கேட்பாரு இந்தியா கிளிச் பிரசன்ஸ் கட்டுறது சினிமா வித் ருக்ஷாந்தில் இன்றைக்கி வந்து நம்ம கனெக்ட் படத்துடைய ப்ரொமோஷன்ஸில் இருக்கோம் ஸோ நம்ம கூட டிரெக்டர் அண்ட் ஆக்டர் இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிரெக்டர் அஸ்வின் சரவன் சார் வணக்கம் அண்ட் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் எப்போவுமே பிடிச்ச லொல்லு மன்னன் எல்லாருக்கும் பிடிச்ச மிக சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட் சத்யராஜ் சார் இருக்காங்க சார் வணக்கம் சார் உங்களை என்னைக்கு பார்த்தாலும் ஆச்சரியம் தான் அதாவது என்னென்னா இப்போது உங்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் உங்களுடைய கரியரில் வந்து டைசெக்ட் பண்ணுறோம் அதாவது என்னென்னா இப்போ உங்களுடைய செட்டில் வந்து நடிக்க வந்த நடிகர்கள் எல்லாமே வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெரிய பீக்கை பார்க்குறாங்க அவங்களும் வந்து அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட்டிங் ரோல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பட் அவங்க நிறைய பேர் இருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே வந்து இப்போ டிமாண்டிங் ஆக்டர்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்த டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே அந்த மாதிரி இல்லை அவங்க எல்லாமே டிமினிஷ் ஆகிட்டாங்க அவங்களுடைய இதுவுமே ஆனால் ஒரு டிமாண்டிங் முன்னாடி வந்து ரஜினி சார் கமல் சார் இன்னைக்கு டாப் இருக்காங்க <laughs> இல்லை சார் பட் நான் உங்கள் பீரியடில் சொல்கிறேன் லைக் இன்னைக்குமே வந்து ஒரு ராஜமௌழி இருந்தாலையும் வந்து சத்யராஜ் சாரை கூப்பிட முடியுது ஒரு பிரதீப் ரங்கநாதனால கூப்பிட முடியுது ஒரு அஸ்வின் சரவணனால கூப்பிட முடியுது அப்படின்னா இன்னுமே அதை கீப் அப் பண்ணுறதுங்கிறது அது அது அன்பில் அன்பிலீவபிள் மேஜிக் சார் அது உங்களுடைய இந்த இல்லஸ்ட்ரியஸ் கரியரை சொல்லுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது இது தக்க வச்சுக்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் அது எப்படி நடக்குது இதுக்கு நான் யாருக்கு தேங்க் பண்ணோம்னா விதவிதமான சத்யராஜை காட்டின பாரதி ராஜா சாருக்கும் மணிவண்ண சாருக்கும் பி வாசு சாருக்கும் ஃபாசில் சாருக்கும் அவங்களுக்கெல்லாம் தான் நான் தேங்க் பண்ணேன் ஏன்னா அவங்க வந்து இப்படி சத்யராஜை எடுத்துக்க அப்படி எடுத்துக்கன்னு சொல்லி பாரதி ராஜா ஒரு வேரம் புரியுது கடலோர கவிதை பண்ணி விட்டார் மணிவண்ணன் வந்து ஒரு அமைதிப்படை படை பண்ணி விட்டார் வாசல் வந்து ஒரு பூவழி வாசல் பொம்மைக்குட்டி அம்மா <coughs> இப்போ இவர் என்ன ஃபீல்டில் வந்திருப்பார் தெரியல எனக்கு இவருக்கு என்ன ஒரு பொம்மை அம்மா சத்யராஜ் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒரு பூவழி வாசல் சத்யராஜ் பார்த்தீங்களா பிடிச்சிருக்கும் எனக்கு வில்லனா தேடி வராமல் ஒரு அமைதிப்படை சத்யராஜ் பார்த்து வந்திருப்பாங்க ஒரு இப்படியும் கூட பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பாரதி ராஜா வேதம் போய் இது பார்த்து வந்துருக்காங்க இல்லையா அது காரணம் வந்து ரெண்டு செக்டார் டைரக்டருக்கு நான் தேங்க் பண்ணுறேன் இவங்களுக்கும் தேங்க் பண்ணுறேன் அவங்களுக்கும் தேங்க் பண்ணுறேன் இவங்ககிட்ட என்னை கொண்டு போய் சேர்த்தது அவங்க தான் <laughs> நாளைக்கு ஒரு பயங்கர காமெடி படம் எடுக்கணும்னா அவங்களுக்கு உடனே ரெஃபரன்ஸுக்கு நடிகன் படம் வந்துடும் <clears throat> இல்லையா அப்போ அந்த எனக்கு அந்த படம் கிடைக்கிற காரணம் வந்து பி பாசு பயங்கர ஒரு பொலிட்டிஷியன் வேணும்னா அவங்களுக்கு அமைதிப்படை ஞாபகம் வந்துடும் அது காரணம் மணிவண்ணன் ஸோ அவங்க தான் பலவிதமான சத்யராஜ் அள்ளி தெளிச்சிட்டாங்க <laughs> எனக்கு வேலை ரொம்ப ஈஸியாக போச்சு அப்போ நான் அப்படியே சொன்னபடி கேட்டு நடந்துக்கிறேன் இவர் என்ன ஆசைப்படுறாரு இவர் ராஜமௌழி என்ன ஆசைப்படுறாரு ராஜமௌழி பிரதீப் ரங்கநாத் என்ன ஆசைப்படுறாரு பிரதீப் அப்போ தான் வெரைட்டியான ஒரு சத்யராஜ் பார்க்க முடியும் நான் எனக்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்குது நான் ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான் ஒரு வில்லனில் வந்து சத்யராஜுங்கிற ஒரு ஆள் ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான் ரெண்டு விஷயம் கஷ்டம் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமோ அந்த கிரியேட் பண்ண ஆக்டர் அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து நடிக்க வைக்கிறது அதை விட கஷ்டம் பெரிய கஷ்டம் சரி இப்போ ஐ திங்க் வந்து ஒரு ராஜராணிக்கு அப்புறம் வந்து கட் பண்ணா வந்து இந்த படத்துல சேர்ந்து பண்றீங்க இல்லையா லைக் அதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ten years close to nine to ten years ஆயிடுச்சு நினைக்கிறீங்களா ஆமா சார் ஆமா டூ தௌசண்ட் தேர்ட்டீன் சம்திங் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அப்படி கட் பண்ணால் அப்படி வருது திரும்ப ஆன்செட்டில் நயன்தரா மேம் கூட பேசி அவங்க கூட நடிக்கும் போது அந்த கான்வர்சேஷன்லாம் எப்படி இருந்தது அண்ட் அவங்களுக்கு திரும்ப பார்க்கும்போது அது என்னன்னா அது டோட்டலாக ரெண்டுலேயும் அப்பா பொண்ணு தான் பட் அதுக்கு இதுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை இதுதான் நம்ம லாக்டவுன்ல எல்லாம் தனித்தனியாக மாட்டிக்கிறோம்ல <laughs> ஒரு ஃப்ளாஷ்பேக்கே அது ஒரு சீனாக தான் அவன் ரொம்ப டெடி டெடிக்கேட்டடாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்பவுமே ஜெயிச்சுட்டு இருப்பாங்க அவங்க வந்து அந்த ராஜா ராணி காரில் ரெண்டு பேரும் பேசுகிற சீன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணாங்க நான் இன்வால்வ் நான் வந்து இன்வால்வ் ஆகி பண்ணுற மாதிரி நடிப்பேன் <laughs> நடிப்புக்குள்ள ஒரு நடிப்பு லிசன் போடாமல் அழுத மாட்டீங்களா அப்படின்றார் பாரதிராஜா கடலில் இருக்கிறதுல எழுபத்தஞ்சு படத்தில் வில்லனா எல்லாம் ரேப் பண்ணிட்டு வந்துருக்குது எப்படி சார் அழகு அழ வச்சுட்டு வந்திருக்கேன் எல்லாரும் அந்த ஃபீலிங் வராதா சார் கிளிசரின் போட்டு சார் அந்த அது மாதிரி இல்லை ஆனால் சின்சியராக நடிக்கிறவன் தான் பட்டு ஆஃப் ஸ்க்ரீன் கொஞ்சம் விளையாடுத்தனமா இருப்பேன் ஆமா அங்க போயில கரெக்டா கரெக்டா இருக்கும் பயங்கர பேத்தா சீன் வந்து பயங்கர பேத்தாசினுக்கு முன்னாடியெல்லாம் வந்து கூட ரகலாக பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க அப்போல்லாம் வந்து செட்டுக்கு மற்ற டைரக்டர் வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அப்புறம் டேக்னா போய் நடிக்க வேண்டியதுதான் சொல்லுவாங்க கிளாஸ் ரூம்ல வந்து சில பசங்க ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க எக்ஸாம் ஹால் வெளியே இருந்து பேசிட்டு இருப்பாங்க எதுவுமே படிக்கல என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு நம்மளுக்கும் ஒரு சரி ஓகே அவங்களும் ஃபெயில் ஆக போறாங்க நம்மளும் ஃபெயில் ஆக போறோம் ஆனா பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் எப்படி வந்ததுன்னே தெரியலையே அப்படின்னு சார் வந்து அந்த மாதிரி தான் அவர் அப்படியே சைலண்டா இருப்பாரு கமெண்ட் அடிப்பாரு அப்படியே இருப்பாரு சீன்னா அது அது அவரோட அது வேற ட்ரான்ஸ்லேஷன் ஆகும் சரி இப்போ நீங்கள் ஆக்சுவலாக சமீபத்தில் கொடுத்துட்டு வர நிறைய பேட்டிகளில் நீங்கள் பேசுகிற விதமே வந்து இப்போ நிறைய பேர் அதை கட் பண்ணி வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லையும் நிறைய ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் எதார்த்தமாக வந்து ஒரு விஷயத்தில் ஐ மீன் ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொன்னீங்க டெய்லி காலில் வந்து பல் விளக்குறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்துச்சு <laughs> முடிச்சிட்டா போதும் ஜாலியாக நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய லைஃப்பை என்றைக்குமே வந்து நார்மலாகவே பார்த்துட்டு இருக்க ஒரு ஒரு பர்சன் இருந்துருக்கீங்க வீட்டில் வந்து எப்படி சரி இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போது இன்றைக்கி வந்து பேர பசங்க இருக்காங்க அவங்க உங்கள்ட்ட என்ன விஷயங்கள் பேசுவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் என்ன மாதிரியான கான்வர்சேஷன் உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அவங்க ஜென்ரேஷன் வேற இல்லை ஆமாம் பட் நான் அவங்கள அவங்களுக்கு ஈக்குவலாக விளையாடுவேன் அதனால் என்னைய ரொம்ப பிடிச்சிடும் அவங்களுக்கு அவங்க லெவலுக்கு இறங்கி பயங்கரமாக விளையாடுறது அதனால் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க நான் கொஞ்சம் ஃபிலசாஃபிக்கலாக நிறையா படிப்பேன் புக்ஸு ஒரு சைடு சோஷியல் ஜஸ்டிஸ் விஷயத்தில் சமூக நீதி கோட்பாடுகள் அப்படிங்கிறது வந்து பெரியார் மாதிரி அம்பேத்கர் மாதிரி மார்க்ஸ் மாதிரி புஸ்தகங்கள் இந்த சைடு வந்து நம்ம இன்னர் ஜேர்னி வந்து நான் இப்போ ஓஷோன்னா நான் நான் இஸ்ட் கிடையாது ஓஷோ ஜெயகிருஷ்ணமூர்த்தி மாதிரி விஷயங்கள் வேர்ல்டு ஃபிலாசபர் பற்றின எல்லா விஷயமும் நான் கேட்டுக்குவேன் அதனால் வந்து நம்ம நம்ம மனதை கட்டுடைத்தல் வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக இருந்தது இருந்தப்போ டீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அவர் மைண்ட் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அதுக்குள்ளே கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவேன் அதனால நான் அப்போவே அப்புறம் நானே செல்ஃப் அனலைஸ் பண்ணி தான் இந்த இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா எப்பாடா எல்லா வேலையெல்லாம் முடிச்சு ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கனெக்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணி அந்த சக்ஸஸ் பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு அக்கடான்னு போய் ஊட்டியில் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு இவர் நினைப்பார் கனெக்ட் எடுக்கையிலேயே ரெஸ்ட் எடுங்க <laughs> ஸ்டார்ட் கேமரா சொல்லிலேயே ரெஸ்ட் எடுத்து சொல்லுங்க இல்லை அது ஒரு தியரி எல்லாம் முடிச்சு அப்பா இன்னைக்கு இந்த பேட்டி கிட்டியெல்லாம் முடிச்சுட்டு போய் எல்லாம் போய் நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க இப்போ பெக்கெல்லாம் கிடையாது நம்ம பொதுவாக என்ன நினைப்போம் எல்லாம் முடிச்சுட்டு போய் சாயந்தரம் போய் ஒரு ரெண்டு பெக்கு போட்டு ஜாலியாக ஆ இப்போ பேட்டி குடிக்கலே ஒரு ரெண்டு பெக்கு போட்ட மாதிரி ஜாலியாக இருங்க அப்போ இந்த டைம் வேஸ்ட் ஆகிருதில்ல இது லைஃப்பில் போயிருதில்ல இந்த நைட்டு ஏழு மணி வரைக்கும் உங்கள் லைஃப் போச்சு இல்லை பல்தேக்கரில் ஆரம்பித்து ஆரம்பிச்சு பெக்க ஊத்துற வரைக்கும் போச்சா எல்லாம் முடிச்சுட்டு போய் ஏய் பல்தேக்கிலேயே ரெண்டு பெக் போய் ஜாலியாக பல்தேக பல அது கஷ்டம் தான் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் ஊருக்கு உபதேசம் தான் என்னை நம்பி ஏமாந்துடாதீங்க நானும் இப்படி தான் பட் அதை ப்ராக்டிஸ் பண்ணும் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு நல்ல விஷயத்தை வந்து பெரிய குடிகாரனை கூட குடிக்காதேன்னு சொல்லலாம் ஆமாம் இல்லையா கரெக்ட் சார் அது மாதிரி நானும் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது டென்ஷன் இருக்குது ஆங்ஸைட்டி இதுன்னு புது புது டிப்ரெஷன் டிப்ரெஷன் இல்லை சொல்கிறேன் அந்த ஒரு இது பரபரப்பு இருக்குது பட் நான் வந்து ஒரு ஃப்ளைட்டுக்கு போகிறேன்னு ஊருக்கு முன்னாடி போய் உட்காந்துருக்கேன் எல்லோரும் சிரிப்பாங்க இல்லைங்க அப்படி என்ன பண்ணுவாங்க அது மாதிரி கேரக்டர் எதுக்கு டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக போய் உட்காந்துருப்பேன் என்ன இருக்குது அப்படி அது அது கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பிட்டோம்னா கொஞ்சம் இப்போது ஹாரர் அப்படிங்கிறது அது பியூராக ஜான்ராவாக நீங்கள் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க இப்போ அதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்மேட் இருக்குது ஃபார்முலா இருக்குது தட் தட் இஸ் ஹாரரில் வந்து காமெடியை மிக்ஸ் பண்ணால் வந்து அது மிகுஜனங்களுக்கு பிடிச்சிடும் அப்படிங்கிறத நம்ம நிறைய தான் பார்த்துருக்கோம் லைக் காஞ்சனா சீரிஸில் வந்து லைக் யாம் இருக்க பயமே இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம சொல்லலாம் எந்த எதாவது ஒரு ப்ரொடியூசர் உங்களுக்கு நீங்கள் படங்கள் பண்ணும்போது ஆடியன்ஸுக்கு அதாவது கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அஸ்வின் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா அப்படி இல்லாட்டி வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் என்ன கன்சீவ் பண்ணீங்களோ அதை ஸ்க்ரீனில் நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஜேர்னியோடைய ட்ராவல் இருக்குல்ல அது எப்படி நடந்தது உங்களுக்கு அது அதை பற்றின ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா நான் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து மாயா ஸ்கிரிப்ட் வந்து நிறைய ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் ஓகே நிறைய இப்போ ஆஃபீஸ் ஏறி இறங்கியிருக்கேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கதை நல்லா இருக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடின்னு கேட்பாங்க நான் சொன்னேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்க்குற மாதிரி இருக்காது அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க உங்களை உங்களை உங்களை எப்படி நான் நம்பி நான் வந்து இந்த படத்தை கொடுக்குறதுன்னு கேட்பாங்க நியாயமான கேள்வி தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து கணக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம எந்த எதை நம்பி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை செஞ்சது இல்லை யாருக்கும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இண்டஸ்ட்ரியில் ஸோ எப்படி நான் வந்து ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்றது ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது ஓகே நான் அப்போ தான் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சஜஸ்ட் பண்ணார் இந்த மாதிரி வந்து உங்கள் உங்களோட இருந்து ஒரு சீன் மட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷூட் பண்ணுங்கள் ஒரு ஃபைன் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் படத்தில் அஞ்சு நிமிஷம் ரொம்ப நல்லா இருக்குன்னா மீதி இருக்கிற டைமும் அதே மாதிரியான குவாலிட்டியில் எடுக்க முடியும் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பணம் பதம்னு வாங்கலாம் அந்த மாதிரி அந்த ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நீங்கள் எடுங்க அதை வந்து நீங்கள் ப்ரொடியூசர்ட்ட காட்டுங்கன்னு சொல்லி சொன்னார் அப்படி தான் நான் ஆரம்பித்தேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ப்ராப்பராக க்ரூ வச்சு ஷூட் பண்ணி அந்த ஃபைவ் மினிட்ஸை வந்து ப்ரொடியூசருக்கு போட்டு காமிச்சேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது என்னோட சேலஞ்ச் எப்பவுமே என்ன அப்படின்னா இது வரைக்கும் என் ப்ரொடியூசர் யாருமே கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டதே இல்லை நீங்கள் இந்த மாதிரி வைங்க அந்த மாதிரி வைங்கன்னா இது கேட்டதே இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொன்னதில்லை சொன்னதே கிடையாது சொன்னதே கிடையாது நான் எடுக்கிற பட்ஜெட்டும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது கோடியில் படம் எடுக்கிறோம்னா அப்போ அதுக்கான டிமாண்ட்ஸ் அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வரும் கரெக்ட் நான் எடுக்கிற படங்கள் வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து சேஃபான பட்ஜெட்டில் தான் நான் படம் எடுக்கிறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டாக என்ன இருக்குன்னா சொன்ன கதையை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா போதும் மற்றது எல்லாமே அப்புறம் தான் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு ஃபீலிங் வருது நீங்கள் எனக்கு படத்தை அது கொடுத்துருங்க அது எனக்கு போதும் வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேணாம் ஸோ என்னோட சேலஞ்ச் எப்பவுமே என்னவாக இருக்குன்னா சொன்ன கதையை எடு கரெக்டாக எடுக்கிறோமா இல்லையான்றது தான் என்னோட பெரிய சேலஞ்சு இந்த கதையை வந்து இவர் உங்கள்கிட்ட சொல்லும்போது உங்கள்கிட்ட என்ன விஷயம் கேட்டார் நீங்கள் வந்து நீங்கள் என்ன ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி த்ரில்லர் படம் ஒரு ஆர்டர் மாதிரியான ஒரு ஒரு ஜான்ரா நீங்கள் டச் பண்ணி உங்களோட ஃபீலிங் என்ன வந்தது இந்த கதையை கேட்கும்போது இல்லை எப்போவுமே ஒரு கதை கேட்கல ஒரு மனுஷனுக்கு வந்து ப்ரீவியஸ் சக்ஸஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் <laughs> இல்லையா ஒரு வெற்றி அடைஞ்சவங்க ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லும்போது நம்ம காதில் அப்படியே தேனாக வந்து ஸோ நான் மாயா படம் பார்த்துட்டேன் மாயா படம் பார்த்துட்டு அந்த டைரக்டர் வந்து கதை சொல்கிறாருங்க போது இவர் வந்து தடால் புடால் நல்லா கதை சொல்ல தெரியாது சில டைரக்டர் கதை கேட்டு வாசரெல்லாம் கதை சொன்னால் அழுதுருவேன் <laughs> அள வச்சிருவார் அப்படியெல்லாம் சொல்ல தெரியாது ஆனால் மாயா படம் பார்த்ததுனால இவர் கண்டிப்பாக இந்த கதையை நல்லா எடுப்பார் அப்படித்தானே இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு பாகுபலி கதையை வந்து ராஜமௌழி சொல்லல என்னையா இந்த சீனெல்லாம் எப்படி எடுக்க முடியும் மகதீரால் எடுத்திருக்காருல்ல அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல ஏற்கனவே ஜெயிச்சிருக்காரு அது மாதிரி இவர் ஏற்கனவே ஜெயிச்சிருக்காரு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டீம் கூட நம்ம இருந்துகிட்டே இருக்கணும் நீங்கள் சொல்கிற கெரியர் கரியர் ரொம்ப நாளைக்கு இப்படி போகிறோம்னா இந்த மாதிரி யூத் டீம் கூட நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்க சொன்னதை கேட்டு நடிக்கணும் அவங்க அவங்க ஆசைப்படுற மாதிரி இப்படி ஒரே ஒரு விஷயம் மட்டும் இப்போ கூட சாரி சொல்லிக்கிறேன் அவர்கிட்ட ஒரு ஷார்ட் அப்படி ஒன்று சொன்னார் அது மட்டும் பாருங்கள் அதுதான் இந்த எக்ஸ் ஹீரோ புத்திங்கிறது ஏய் ஹீரோவை நடிக்கிறத விட்டு பத்து பதினஞ்சு வருஷம் வச்சு இன்னும் கூட அந்த நினைப்பில் இருக்கிறியான்னு நான் என்னை பற்றி நான் தனியாக போய் என்னை நானே திட்டிக்கிட்டேன் அது நல்லா தான் இருந்திருக்கு பேசாமல் சரின்ட்டு இருக்கலாம் அதுக்குள்ளே ஒரு பரவாயில்ல சார்ன்ட்டு இன்னும் ரெண்டு தடவை சொல்லியிருந்தாருன்னு சரின்னு ஒத்துரு எடுத்த வரைக்கும் படத்தை போட்டு காட்டு அந்த ஒரு ஷாட் எடுத்துடலாமான்னு சொன்னேன் சார் என்ன வேணாலும் பண்ணுறேன் சார் இந்த படத்துக்கான்னு சொல்லியிருப்பேன் எக்ஸ் ஹீரோங்கிற விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா சார் ரொம்ப க்யூட்டாக சொன்னாங்க ஆமாங்க அது வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே இருந்துட்டு இருக்கிறது வேற நான் ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸ் வில்லனா பண்ண அப்புறம் நூறு படத்தில் ஹீரோ எக்ஸாக்ட்லி ஆமாம் அப்போ அதுக்குள்ளே எங்கேயோ உள்ள ஒரு தொலைஞ்சிட்டு இருப்பான்ல ரைட் <laughs> ஓகே ஆனால் என்றைக்குமே தன்னோட இமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஆன் ஸ்க்ரீன்லேயும் சரி ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் சரி பெரியதளவில் வந்து பொருட்படுத்தாத ஒரு நடிகராக நீங்கள் இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து இது இது ஆக்சுவலாக வந்து இதுக்கு ஒரு தனி ஒரு பக்குவம் வேணும் சார் அது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா வந்து இந்த ஒரு விமர்சனம் நீங்கள் படிச்சிங்களா அந்த டைமில் அடிதடி ஆமாம் எனக்கு எனக்கு என்ன ஒரு லைஃப்பில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு பெருசாக கிடையாது ரைட் சுமாராக குத்து மதிப்பாக வாழ்ந்தா போதியா சுமாராக வாழ்ந்துட்டு போவேன் அப்படிங்கிறது தான் நான் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவில் நடிக்க வரல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க டே அப்போ மக்கள் தலைவர் நடிக்கிறதுலாம் தானே நீ என்னடா பெரிய எம்ஜிஆர் சிவாஜி நீ சினிமாவுக்கு போய் என்ன பெரிய ஆக்டர் அப்படின்னு தெரியாது போகிற இப்போ டேய் இந்த சுண்டுற வேலையே கிடையாது நான் பாரு போய் ஆஹா போறேன் தெரியலடா போகிறேன்டா போனா தாண்டா தெரியல அதே மாதிரி நான் ஹீரோ ஆனதுக்கப்புறம் எப்படியோ ஹீரோ ஆகிட்டேன் அப்போ அதுதான் உண்மை எப்படியோ எப்படியோ ஹீரோ ஆகிட்டேன் ஒரு ஸ்கேர் சிட்டி வந்தது அந்த டைம் <laughs> உண்மையாதான் பற்றாக்குறை வந்தது ஆள் பற்றாக்குறை வந்து சரி பயங்கர கிளாப்ஸ் வாங்குறவில்ல நான் ஹீரோ ஆக்கிட்டாங்க ஒரு ரெண்டு படம் ஹீரோயின் இல்லாமல் டோயிட் இல்லாமல் நினச்சேன் அப்புறம் எவ்வளோ நாளைக்கு அப்படி வண்டி ஓட்ட முடியும் அப்புறம் டோயிட் பாட ஆரம்பிச்சோன்னா அப்போ இருக்கிற டான்ஸ் மாஸ்டர்லாம் வந்து ஒரு ஸ்டெப்பு பாட்டு காட்டி ரூமில் தனியாக ஒரு தடவை பார்த்துக்கலாமா எதுக்கு அப்படி இந்த ஸ்டெப் உங்களுக்கு வருமா வராது அது உங்கள் பிரச்சனை வரும் நீ நீங்கள் எனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்றோம் அது மாதிரி எதை பற்றி இங்கே கவலை ஒரு சராசரி மனுஷனுடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் too much four much four hundred much four கோடி மச்சு இல்லையா நான் அதைத்தான் யோசிப்பேன் ஏன்னா கொஞ்சம் மார்க்ஸ் எல்லாம் படித்தவன் அதனால் வந்து இதுக்கு மேலே என்ன ஒரு மனுஷனுக்கு இதுவே ஓவர் ஓவரோ ஓவர் அப்புறம் இதுக்குள்ளே ஒரு சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டியது அது மாதிரி நான் ஒன்று ஆக்டர் ஆகணும்னு நினச்சி வரல அதனால தான் வந்தோன்னே ப்ரொடக்ஷன் மேனேஜரெல்லாம் வேலை செஞ்சேன் அப்புறம் ஆக்டர் ஆகிட்டேன் அப்புறம் வந்து ஒரு வில்லன் ஆகிட்டேன் வில்லன் ஆனதுக்கப்புறம் ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறேன் ஹீரோ ஆகிட்டேன் ஆனால் இப்படி ஒரு புத்தி இருக்கிறதுனால தான் அந்த ஹீரோ ஸ்தானத்தை தக்க வச்சுக்க தெரியல ப்ளஸ்ஸும் <laughs> இருக்குது மைனஸும் இருக்குது அதை கரெக்டாக ஹோல்டு பண்ண தெரியல ரைட் ஓகே சார் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தது உண்மையாக சூர்யா சொல்வார் சார் ஒரு மனுஷனுக்கு ஒரு தோட்டம் அமையும் சார் அதை நம்ம வேலி போட்டு பாதுகாக்கணும் சார் நீங்கள் அதில் வேலியே விட்டோம்னா எல்லா ஆடு மாடெல்லாம் வந்து மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு நம்ம அதுக்கு உரம் வைக்கணும் தண்ணி ஊற்றணும் இல்லை நம்மளும் ஒரு பயங்கர பீக்கில் இருந்து ஒரு ஒரு நாலு ஹீரோவில் ஒரு ஆறு ஹீரோவில் ஒரு ஹீரோ இல்லையா அதெல்லாம் வேலி கேலி போட்டு அதுக்கு உரம் வச்சு தண்ணி எல்லாம் ஊற்றி எல்லாம் பொண்ணு பெப்பரப்பேன்னு திறந்து விட்டா அப்படின்னாரு இப்போ லேட்டாக தோணுச்சு இப்போ இப்போ லேட்டாக பெரிய பிரயோஜனம் இல்லை ஆனால் ஒரு வகையில் எனக்கு என்ன சந்தோஷம்னா ஹீரோவாகவே இருந்துட்டு இருந்தோம்னா இவ்வளோ வெரைட்டி பண்ண மாட்டேன் இப்போ ஹீரோவாகவே இருந்துட்டு இருந்தேன்னா கட்டப்பால் நடிச்சிருக்க மாட்டேன் கண்டிப்பாக இல்லையா ஆமாம் அது மாதிரி தான் சொல்கிறேன் அந்த மாதிரி வெரைட்டி நாளைக்கு வந்து இது எண்ட் ஆஃப் தி டேன்னு ஒன்று சொல்லுவாங்க கடைசியில் பார்க்கல இவ்வளோ வெரைட்டி சத்யராஜ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இங்கே திரும்ப திரும்ப நாலு ஃபைட்டு நாலு சாங் பாடிட்டு வயசானதுக்கப்புறம் யூத்தாக கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணி பைத்தியெல்லாம் உள்ளெடுத்துட்டு நடந்து இவ்வளோ சிக்கில் சிக்கி சீக்கி அடிக்கிறத விட இது நல்ல ஜாலியாக இருக்குது சார் இப்போது கனெக்டை பொறுத்தவரையில் இப்போது நயன்தாரா மேம் நீங்கள் அவங்கள்ட்ட சொ நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆஸ் அ பர்சனாகவே ப்ரொஃபஷனலாகவே வந்து அவங்க எந்தளவுக்கு வந்து கதையை கேட்டு அவங்க வந்து செட்டுக்குள்ளே வரதுல வந்து என்ன மாதிரி அவங்கள டிவோட் பண்ணுவாங்க ஒரு கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆஃப் லேட்டில் வந்து நிறைய அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அவங்க சார்ந்த கேரக்டர்ஸ் நிறையா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கதைக்கு வந்து அவங்க உங்களை சப்மிட் பண்ண விதம் இந்த கதையை அவங்க கன்சீவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு பண்ண விதம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சி அவங்க வந்துட்டு மாயா சொல்லும் மாயா கதை அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க ஒரு விஷயம் தான் சொன்னாங்க கதை ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் இந்த கதையில் நான் நடிக்கணும்னு அவசியம் இல்லை யாருனாலும் நடிக்கலாம் அந்த கதையில் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே சரி கதை இப்போ பிடிக்கலன்றதுனால அப்படி சொல்கிறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பட் ரெண்டு நாள் கழித்து ஃபோன் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது அப்போது என்கிட்ட அவங்க எப்பயுமே எப்படி சொல்லுவாங்கன்னா உங்கள் கதை வந்து எந்த ஆர்டிஸ்ட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அவங்க வந்து ஸ்டாராக இருக்காங்கன்றத தாண்டி அவங்களோட ப்ரெசன்ஸ்னு ஒன்று இருக்குது ஒரு ஆக்டராக அவங்க வந்து எப்படி ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அவங்க வந்து எப்படி உங்களை வந்து உங்களை வந்து மூவ் பண்ணுறாங்கன்றது இருக்குல்ல அது வந்து ரொம்ப சில நடிகர்களால் தான் பண்ண முடியும் அது அவ்வளோ ஈஸி கிடையாது நம்ம ஒருத்தர் ஸ்டாரை யூஸ்வலாக எப்படி பார்க்குறோன்னா ஸ்டாராக தான் பார்க்குறோம் செலிப்ரிட்டியாக பார்க்குறோம் அவங்கள ஆக்டராக வந்து பார்க்கவே மாட்டோம் ரொம்ப சில படங்களுக்கு தான் அந்த ஸ்கோப் கிடைக்கும் ஒரு ஆக்டராக மட்டும் நடித்து ஒரு ஸ்டார்டம்லாம் விட்டு நடிக்கிறது அவங்க வந்து அதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க அவங்க எந்த பாயிண்ட்லேயுமே எங்கிட்ட வந்துட்டு அந்த அந்த ஸ்டார் அப்படின்றது அந்த இது எங்கேயுமே படத்துலையுமே நீங்கள் படம் அவங்களுக்கு ரெஃப்ளெக்டே ஆகாது எந்த இடத்துலையுமே ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கும் எனக்கும் அந்த மாதிரி கான்வர்சேஷன் போகவே போகாது அவங்க வந்து இதான கதை ஓகே என்ன சீன் இன்றைக்கி இதானா ஓகே அவ்வளோதான் இப்போ டிஸ்கஷன் இருக்கும் கதை டிஸ்கஷன் எதை பற்றி இருக்கும்னா சீன் பற்றி இருக்கும் அவ்வளோதான் எனக்கு எக்ஸ்டர்னலாகவும் சரி ஜென்ரலாகவும் சரி எனக்கு அந்த ப்ரெஷர் வந்ததே இல்லை அது மற்றவங்க கிட்ட மற்றவங்க கிட்ட கேட்கும்போது எனக்கு ஆச்சு எனக்கு ஒரு மாதிரி யோசிப்பேன் ஓ அந்த மாதிரிலாம் ப்ரெஷர் இருக்கா அப்படின்னு நான் யோசிப்பேன் உண்மையிலே எனக்கு இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸோட எனக்கு அந்த ப்ரெஷர் இருந்தது ஆஹா சுத்தமாக இல்லை நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கவர் ஒரு டேரக்டர் தான் <laughs> சாரும் படங்கள் டேரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது சரி இப்போ நீங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ண நிறைய செட் ஆஃப் டேரக்டர்ஸை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க அவங்க கூட நீங்கள் பழகுறீங்க இன்றைக்கி அதாவது அன்றைக்கி சினிமா வேறையாக இருந்தது இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது சினிமா வேறையாக இருக்கும் உங்களுடைய கண்ணோட்டத்தில் கண்ணோட்டத்தில் எனக்கு தெரியலை இந்த லைக் இன்னைக்கு வந்து இவங்க கூட இந்த மாதிரி பேசும்போதும் இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் சரி என்ன விஷயங்கள் வந்து நீங்கள் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க in terms of film making இதுலையும் கேட்குறேன் கிராஃப்டாக கேட்குறேன் எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல ஓகே ஒரு ஷூட்டிங் ஒரு ஷூட்டிங் அவ்வளோதான் சில பேர் வந்து பயங்கரமாக அரட்டி அடிச்சுட்டு இருப்பாங்க சில இவர் வந்து ஃபுல் அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ்டாக இருப்பார் சில பேர் வந்து உள்ள ஜாலியாக கலந்துக்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் விசேஷம் செட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானும் கவுண்டமணி என்ன மணிமன் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது ஆர்ஜே பாலாஜி ஊர்வசி ஊர்வசியாவது நம்ம பீரியட் எல்லாம் ஒரே பண்ணுவோம் அந்த மாதிரி பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தோம் அது மாதிரி ஒவ்வொரு படம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒழிய மற்றபடி வந்து ஒரு ஒரு career is career shooting shooting அவ்வளோதான் அதில் ஒரு இப்போ சொல்கிற மாதிரி அப்போல்லாம் வந்து நாங்கள் எல்லாம் ஜா கலகலன்னு பேசிட்டு போவோம் இப்போவும் அப்படித்தான் நம்மளுக்கு நம்ம புத்தி ஒன்று எப்போவுமே அந்த காலத்துலன்னு பேசுகிறது ஒன்று இருக்குல்ல நாங்கள்லாம் படித்த காலத்தில் ஏ இப்போவும் நல்லா தான் இருக்குது காலேஜ் சும்மா நான் படித்த காலத்தில் பெரிய உனக்கு என்ன ஐன்ஸ்டின் நீ கிளாஸ்மேட்டு இனிமேல் இவர் ஐன்ஸ்டின்னு தாமஸ் ஆல்வாடிசனில் பெஞ்ச் மேட்டு மாதிரி பேசுறது அப்போவும் நல்லா தான் இருக்குது இப்போவும் நல்லா தான் இருக்குது இப்போ நல்லா இருக்குன்னு நினச்சா தாங்க வாழ்க்கையாக நல்லா இருக்கும் நாங்கள்லாம் அந்த காலத்தில் அது மாதிரியெல்லாம் வராது சார் அப்படின்னா இப்போ கேவலமாக இருக்குது வாழ்க்கை இப்போவும் ஜாலியாக இருக்குது இப்போவும் சூப்பராக இருக்குதுன்னு நினச்சா தான் லைஃப் நல்லா இருக்கும் சார் இப்போ இந்த மாதிரியான ஒரு வேம்லந்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் கண்டிப்பாக கவுண்ட் பண்ணி என்ன நீங்கள் அவங்கள பற்றி நிறையா சொல்லியிருக்கீங்க ஒரு மேடையில் கூட சமீபத்தில் நீங்கள் சொன்னீங்க நான் சிவகார்த்திகேயன் பண்ணி மூணு பேருமே சேர்ந்து ஒரு படம் வந்து நடிக்கிறதுக்கு நாங்கள் ரீசெண்டாக ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லான கோயின்சிடன்ஸ் பாருங்கள் சார் அவரோட ஃபார்ட்டி நைன் ஓ படம் ரிலீஸ் ஆகும்போது இவருடைய மாயா படம் ரிலீஸ் ஆகுது ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலாக அந்த படம் ஆமாம் அஸ் கண்டிப்பாக வந்து நிறைய நேரங்களில் சார் கூட சார் கவுண்டமணியன் கூட நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க இப்போ வந்து அவர் என்ன என்ன விஷயங்கள் இப்போல்லாம் நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறீங்க அப்போ பேசுகிற விஷயங்கள்லாம் இப்போ என்ன என்ன மாதிரி விஷயங்கள் பேசுகிறீங்க பண்ணி அதே மாதிரி இப்போ பேசிட்டு வெளியில் சொல்ல முடியாது எப்போ போனாலும் எல்லாத்தையும் கலாய்ப்பாரு அதை நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது இதெல்லாம் எங்க அங்க போய் சொன்னாங்கன்னு கேட்பாரு <laughs> என்னைக்குமே அந்த கம்ஃபர்ட் அந்த இது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கவுண்டர்னாலே அந்த கலாய் மோடு தான் <laughs> எப்போ சார் எதிர்பார்க்கலாம் ரெண்டு பேரும் ஆன் ஸ்க்ரீனில் அது மறுபடியும் அந்த காம்போ வேணும்னு நிறைய பேர் கேட்கலாம் இந்த ஹாரர் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரெண்டு தான் லைக் வந்து என்றைக்குமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஐ மீன் இந்த ஜான்ராக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி என்றைக்குமே இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு இப்போது ஹாரரில் காமெடி அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபார்மெட் வந்தது அதுக்கப்புறம் உங்களுடைய பியோர் ஹாரர்லாம் நாங்கள் நிறையா பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நீங்களே சொல்கிறீங்க நிறைய இன்டர்வியூஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜான்ராவே இதுதான் இதில் நான் படம் பண்ணுறதுல நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க எவ்ரி டைம் ஆடியன்ஸுக்கு அந்த கியூரியாசிட்டி ஒரு ஹாரர் படம் பார்க்க வரும்போது அது இருந்துக்கிட்டே இருக்கனால தான் உங்களால் இந்த மாதிரி படங்கள் பண்ண முடியுதுன்னு நீங்கள் சொல்ல வருவீங்களா கண்டிப்பாக ஏன்னா வந்துட்டு இப்போது ஒரு வருஷத்தில் வந்து எல்லா மாதிரியான படங்களும் வருது இப்போ என்னென்னா அந்த வெரைட்டி தான் வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு ஃப்ரைடேவும் வந்து தேட்டருக்கு வரதுக்கு காரணம் என்னென்னா போன வாரம் நம்ம ஒரு இது காமெடி படம் பார்த்தோம் இந்த வாரம் நம்ம பயப்படலான்ற அந்த வெரைட்டி தான் வந்து ஆடியன்ஸை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்ட் செட் வந்து ஒரே சேனல் மட்டும்தான் வீட்டில் இருக்குன்னா போர் அடிச்சிடும் டிவியே பார்க்க மாட்டோம் நிறைய சேனல் இருக்குன்ற போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்ற போது நம்ம வந்து வேறு வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து நம்ம வந்து தேட்டரில் வந்து அனுபவிக்கணும்னு சொல்லி தான் வரோம் நம்ம ஸோ அந்த ரீசன்னால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் என்னென்னா அந்த ஒரு டிஸ்கஷன் தான் பேயின்றது ஒன்று இருக்கா அது நம்ம நம்ம இறந்த பிறகு என்ன ஆக போகுது நம்ம எங்கே போகிறோம் நம்ம கூட இருந்தவங்க எங்கே போனாங்க இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அது வந்து அந்த கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு நம்ம யோசிச்சிட்டே தான் இருப்போம் நம்ம நம்மளுக்கு நம்ம நம்ம அறிவுக்கு இதுப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம பேசுவோம் ஸோ இதுக்கான இந்த ஆர்குமெண்ட்டுக்கான இந்த டிஸ்கஷனுக்கான எண்டே கிடையாது அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே ஹாரருக்கான ஒரு மவுஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்போது கண்டினியூஸாக நிறையா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் ஜான்ராலையும் ஹாரர் ஜான்ரில் நிறையா படங்கள் பார்த்துட்ருக்கோம் உங்களுடைய படங்களை ஸ்பெசிஃபிக்காக பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டுக்கு சவுண்டை நீங்கள் கன்சீவ் பண்ணுற விதம் எனக்கு வந்து உங்களுடைய படங்கள் பார்க்கும்போது எனக்கு இந்த கேள்வி இருந்தது ஜென்ரலாகவே வந்து இந்த படம் வந்து சவுண்டிங் லெவலில் இப்படி தான் இருக்கணுங்கிறது வந்து உங்களோட ஸ்கிரிப்டிலேருந்தே அது டிசைட் ஆகுமா லைக் வந்து வந்து இந்த சீனில் வந்து இந்த இடத்துல எப்படி ஆடியன்ஸ் இது இப்படி ஹூக் பண்ணணும் அப்படிங்கிறது அப்படி இல்லாட்டி வந்து அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு டைம் வரும்போது இது எல்லாத்தையும் வந்து இன்காப்ரேட் பண்ணுறீங்களா இல்லாட்டி இந்த இந்த சவுண்டிங் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எப்படி டேப் பண்ணுறீங்க சவுண்ட்ன்றது ரொம்ப எவல்யூஷனரியான ப்ராசஸ் தான் ஸ்கிரிப்ட் லெவலில் டெஃபினட்டாக இருக்கும் அது இல்லாமல் வராது ஷூட் ஷூட்லேயும் வராது ஸ்கிரிப்டில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும் ஷூட்டில் சில விஷயங்கள் ஆட் ஆகும் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் பைலட் ட்ராக் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மைக் வச்சு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஷூட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம் ஆப்வியஸாக அதை யூஸ் பண்ண முடியாது திரும்ப டப் பண்ணி ஆகணும் ஆனால் அவங்க பேசும்போது ஆர்டிஸ்ட் பேசும்போது அப்போ சில சவுண்டு கேட்கும் இப்போ நம்ம அவுட்டோரில் ஷூட் பண்ணுறோம் இல்லை இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மாடியில் ஷூட் பண்ணுறோம் இல்லை நம்ம ஷூட் பண்ணுறபோது பக்கத்து வீட்டில் யாரோ ஒருத்தர் வந்து ரேடியோ போடுறாங்க இல்லை ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னா ஜென்ரலாக இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு உட்காந்து கண்ணை மூடி சும்மா சத்தத்தை மட்டும் கேட்டு பாருங்களேன் உங்கள் வீட்டை சுற்றி என்ன நடக்குது யாராவது ஒருத்தர் வந்து ட்ரில் ட்ரில் போடுறாங்களா இல்லை வந்து யாராவது காய்கறி வந்து விற்றுட்டு போகிறாங்களா ரோட்டில் நீங்கள் கண்ணை மூடி சும்மா கேட்டு பாருங்களேன் என்ன சவுண்ட் இருக்குன்னு நீங்கள் டெய்லியும் கேட்குற சவுண்டு தான் ஆனால் நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணிடுவீங்க ஏன்னா கேட்டு ஏன்னா திடீர்னு சைலண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு லைட்டாக டவுட் வரும் ஏன் சைலண்டாக இருக்குது ஏன் ஒரு மாதிரி அமைதியாக இருக்குன்னு உங்களுக்கு இருக்கும் ஆனால் சவுண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு அது தெரியாது அதை அப்சர்வே பண்ண மாட்டோம் ஸோ எனக்கு என்னென்னா சவுண்டு மேலே எனக்கு ஒரு பெரிய ஃபேசினேஷன் என்னென்னா சவுண்டு வந்து படத்தோட ஸ்கோப்பை பெருசாகும் ஒரு ஃப்ரேமில் இரு இல்லாததை ஒரு ஃப்ரேமுக்கு இல் ஃப்ரேமில் இல்லாத அந்த உலகத்தை சவுண்டு தான் உங்களுக்கு சொல்லுது ஃப்ரேமில் இருக்கிறது நீங்கள் ஃப்ரெண்டில் பார்க்குறீங்க ஆனால் ஃப்ரேமில் இல்லாதது உங்களுக்கு எது சொல்லுது பக் ஆமாம் பக்கத்தில் ட்ரெயின் போகுதுன்னு எது உங்களுக்கு சொல்லுது ஃப்ளைட்டு பக் ஏர்போர்ட் பக்கத்தில் வீடு இருக்குன்னு எது சொல்லுது ஏர்போர்ட் நீங்கள் காட்ட வேணாம் ஆனால் ஏர்போர்ட் பக்கத்தில் வீடு இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியும் ஒரே ஒரு சவுண்டில் ஸோ அந்த சவுண்டு மேலே எனக்கு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து நான் நான் பண்ணுற பண்ணுற ஜானர்லேயும் அது வந்து ஒரு பெரிய எலமெண்ட்டாக இருக்கிறதுனால கன்சிஸ்டண்ட்டாக அதை பற்றின ஒரு ஒரு ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது எனக்கு எல்லா ஸ்டேஜ்லையுமே லாஸ்ட் டைம் நான் பேசும்போது இந்த விஷயம் நீங்கள் சொன்னீங்க லைக் வந்து நயன்தாரா மேம் வந்து அந்த பியோர் ஆரர் அப்படிங்கிற அந்த ஜான்ராக்கு பெரிய ஃபேன் அவங்க அவங்க வந்து அதனால தான் மாயாவே வந்து நான் கதை சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதை உட்காந்து கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விஷயம் சொல்லியிருந்தீங்க இப்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸ்லி ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லையுமே நிறைய டிராஃப்ட் போயிருக்கு நாங்கள் நீங்கள் பார்க்குற படம் வந்து ஃபைனல் படம் கிடையாது அதுக்கு நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசுவோம் அதுக்கப்புறம் தான் அது அவுட்புட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இந்த விஷயத்தில் ரவுடி பிக்சர்ஸ் வந்து நீங்கள் கன்சீவ் பண்ண அந்த கனெக்ட் அப்படிங்கிற கதையை வந்து எப்படி அப்ரூவ் பண்ணாங்க லைக் அதில் வந்து என்ன மாதிரியான டிராஃப்ட் எல்லாம் போச்சு அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா இல்லை இது வந்து இந்த கதை வந்து நான் ஓரளவுக்கு ஒரு ஸ்டெப் அவுட் லைன் ஸ்டேஜில் ஒரு ஒரு ஒரு இருபது பக்கம் இருக்கிற ஒரு கதை ஒரு ஒரு புக்கு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்து நான் படித்து காமிச்சேன் அவங்களும் படித்தாங்க நானும் படித்தேன் அது முடித்த பிறகு இமீடியட்டாக வந்து அவங்க என்ன சொன்னாங்க இந்த படம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறோம் நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் படம் முடிச்சுட்டு நாங்கள் ஃபஸ்ட் நான் ஃபஸ்ட் காப்பின்னு அது அது காட்டும் போது அவங்க வந்து படம் பார்த்தாங்க என்னென்னா ரெண்டு பேருமே ஆர்டிஸ்ட் தான் அண்ட் இவங்களோட முன்னாடி ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் அந்த ட்ரஸ்ட் லெவல் இருந்தது டெஃபினட்டாக அப்போ வந்தவங்க அவங்க வந்து என்னோட விஷனுக்கு வந்து அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க விஷனுக்குள்ளே வந்துட்டாங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கணும் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அது வந்து கிடைக்கிறது ரொம்ப லக் லக்கி ஆக்சுவலாக நிறைய டேரக்டர்ஸ்க்கு அது அது கிடைக்காது அது எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அண்ட் அப்படி தான் இருந்தது அண்ட் இந்த படத்தில் டிராஃப்ட் பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான கதைங்க இது வந்து நான் ஏர்லியாக பண்ண படம் மாயாவும் சரி கேமும் சரி சிம்பிளான படம் இல்லை சிம்பிளான கதை ஆனால் திரைக்கதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் கொஞ்சம் லேயர்டாக இருக்கும் இந்த படம் ரொம்ப எளிமையான படம் இது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு லீனியராக ரொம்ப சிம்பிளாக இருக்கும் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களை வந்து தேட்டரில் வந்து பார்க்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஒரு ரோலோ கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்கும் ரைட் சார் இப்போது இயரோட எண்டில் படம் வரப்போகுது ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு வந்து என்றைக்குமே படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த எதிர்பார்ப்போடு வாங்க இப்படி வாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நிறையா டேரக்டர்ஸ் வந்து அதை வந்து படத்தை சொல்லும் போதே ப்ரொமோட் பண்ணுவாங்க நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இப்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எளிமையான ஒரு கதையை அதாவது ஒரு நம்மளோட உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு படம் அதாவது லாக்டவுன் டைமில் நம்ம கோத்ரூ பண்ண எமோஷன்ஸை இந்த படம் பேசுது ஒரு ஃபேமிலி மூலமாக பேசுது ஆனால் அதே சமயம் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது ஸோ அதனால் டெஃபினட்டாக வந்து நம்ம நம்ம கடந்து வந்த பாதையை வந்து திரும்பி பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னு தெரிஞ்சால் தான் நீ எவ்வளோ தூரம் போக முடியுன்றது நமக்கு தெரியும் ஸோ அந்த படம் உங்களுக்கு வந்து அந்த ஹோப்பை கொடுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு கிரைசிஸ்லேருந்து நம்ம ரெக்கவர் ஆகிருக்கோம்ல ஒரு சொசைட்டியாக ஒரு ஒரு இதுவாக அதை வந்து இந்த படம் வந்து அக்னாலேஜ் பண்ணுது ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃபியூச்சருக்கான ஹோப்பையும் இந்த படம் கொடுக்குது வெரி நைஸ் இதை வந்து ஒரு ஹாரர் ஃபில்மோட ஜானரில் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் இந்த எதிர்பார்ப்புகளோடு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சார் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேனாக இந்த ஒரு ரிக்வெஸ்ட் எப்படி ஒன்பது ரூபாய் நோட்டு பெரியார் இந்த மாதிரியான படங்கள் உருக்கமான படங்கள் பண்ணி எங்களை எல்லாத்தையும் வந்து கண்ணீர் வர வச்சிங்களோ அதே மாதிரி படங்களும் நீங்கள் திரும்ப பண்ணணுங்கிறது எங்களுடைய ஆசை ஏன்னா அந்த மாதிரியான சத்யராஜாரையும் பார்க்கலாம் இது கனாலா அந்த மாதிரி படங்கள் ஆமாம் ஆமாம் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு படங்கள் அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம் சத்யராஜ் கிட்ட இருந்துங்கிறது தான் நான் சொல்ல வரேன் நான் நீ உங்க ஜோன்லேயே இருங்க அதுதான் எங்களுக்கு பிடிக்கும் பட் அப்போ அப்படியே அதுக்குள்ளேயே இருக்கிறதும் இல்லை பாருங்க இப்போ கனெக்ட் வருது கரெக்ட் அது வந்து மொத்தமா நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி வந்து இது ஆரர் பிலிம்ல ஒரு கலர் இருக்க ஒழியா இது வந்து பயங்கர ஒரு ஃபீலிங் படம் நீங்க சொல்றீங்க ஒரு ஒன்பது ரூபா நோட்ல என்ன ஃபீலிங் இருந்ததோ அந்த ஃபீலிங்குள்ள ஒரு ஹாரர் ஃபிலிம் அந்த ஹாரர்ல வந்து உள்ள லாக்டவுன்ல மாட்டிக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த கனெக்ட் பண்றது இருக்குல்ல ஆமா எல்லாத்துக்கும் லாக்டவுனில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல்ல வேறு வேறு மாதிரி இருக்குது எக்கனாமிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சொந்த பந்தங்களை பார்க்க முடியாமல் நம்ம உறவினர்களுக்குள்ளே நடந்த மரணத்துக்கே போக முடியாமல் இல்லையா இதில் கோவிட்ல இறந்து போனவங்க நம்ம பாடியும் கூட பார்க்க முடியாது அப்படி எல்லாரும் இந்த லாக்டவுன்னால நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த லாக்டவுன் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயாச்சும் நடந்திருக்குமான்னு தெரியாது அதனால அவங்க கனெக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் இந்த இந்த படத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான் இல்லாட்டி வேற ஒரு விஷயம் லாக்டவுனில் வந்து நம்ம ஒரு அப்பாவா அம்மாவா இறந்து போயிட்டாங்க கோவிட்டில் அவங்கள பார்க்க முடியல அப்படிங்கிறது தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள ஒரு தெரியாத எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் வந்து கனெக்ட் தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாத தெரியாத எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் கனெக்ட் ஓகே இல்லையா சார் லாக்டவுனில் வந்து எல்லாருக்கும் ஒரு பேய் பிடிச்ச ஒரு இடத்துல மாட்டிட்டு போய் பார்க்க முடியாத மாதிரி வந்திருக்கா இல்லை யாருக்கும் <laughs> இல்லையா அதுதான் கற்பனைங்கிறது யதார்த்தத்துக்குள்ள கற்பனையை கலந்து அதை நம்ப வச்சா அந்த சினிமா ஜெயிச்சிடும் ரொம்ப நன்றி பாகுபலி எடுத்துக்க மாமியார் மருமக சண்டை அண்ணன் தம்பி சண்டை தான் சொத்து பிரச்சனை தான் அரசாட்சி பிரச்சனை தான் சின்சியரான ஒரு சர்வெண்ட் இருக்காரு அந்த பிரச்சனை தான் செஞ்சோற்று கடன் தீக்கிற பிரச்சனை தான் இதெல்லாமே தெரிஞ்ச பிரச்சனை பட் அதை எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆமாம் லுக்கிங் ஃபார்வர்ட் சார் படம் பார்த்துட்டு நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறோம் thank you so much for your time finally thank you sir all the very best for sir Renocon AAC Blocks It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம் டிசம்பர் இருபத்தி மூன்று முதல் இளமை ததும்பும் என்ஜாய் திரையரங்குகளில்